ஹாய் வணக்கம் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போச்சமலை டைப்பில் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீஸுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் பியூர் சில்க்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் பியூர் காட்டனும் மிக்ஸ் பண்ணி கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய silk cotton saris first sari நம்ம பார்க்குறோம் top and bottom eight inch border வந்துருதுங்க அதாவது ஜரி பார்டர் அந்த ஜரி பார்டர்லேயுமே உங்களுக்கு டைட் டிசைன் வந்துடும் பலூன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் body of sari background colour mango yellow கலரில் இருக்குங்க ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் சாரியில் body of sari length five point five மீட்டரும் length of blouse point seven மீட்டரும் with of the sari and blouse forty five point five inches above இருக்குங்க வித் அதிகமாக இருக்கிறதுனால லென்த் ஆஃப் ப்ளவுஸ் வந்து பாயிண்ட் செவன் மீட்டர் இருக்கிறதே ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்குமே கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இனஃபாக இருக்குங்க போதுமானதாக இருக்கும் sari number seven six five pallu and blouse green colour body of sari background கலர்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடில் இருக்கும் அதாவது சாண்டில் கலர்லேயே கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஸோ இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் மல்டி கலர் காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால நான் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சொல்கிறேங்க என்னதான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலுமே குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸுமே வந்துடும் சேம் டைம் ஃபோட்டோஸும் நம்ம வந்து குரூப்பில் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படி ஃபோட்டோஸ் வீடியோ ரெண்டையும் நீங்கள் பார்த்து வாங்கும்போது தான் உங்களுக்கு வந்து கலரில் வந்து எந்தவித டவுட்டும் இருக்காது அண்ட் டிசப்பாயின்மெண்ட் இருக்காதுங்க ஸோ நீங்கள் சாரீ நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க சில கலர்ஸ் வந்து ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் வரதாங்க செய்யுது sari number seven double six ஏன்னா சில டபுள் ஷேட் கலரில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபோட்டோலேயோ அல்லது வீடியோலேயோ எக்ஸாக்டாக கேப்சர் பண்ண முடியறது இல்லைங்க அதனால தான் சொல்கிறோம் சாரி நம்பர் செவன் டபுள் சிக்ஸில் பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீன் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ வந்து பேக்ரவுண்ட் கலர் மெஜந்தா கலரில் இருக்குங்க sari number seven six seven இதில் பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி க்ரீன் அப்படியே இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு ஆப்போசிட் எல்லாமே உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் எயிட் இன்ச் பார்டர் வரக்கூடியது தாங்க அதுலேயுமே டிசைன் வரக்கூடியது தான் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு ரீசனபிள் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குது வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் மெசேஜ் வெயிட் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம் நம்ம அப்டேட் டைம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா morning eleven AM afternoon two thirty PM and evening five PM so இந்த மூணு டைமில் தான் நம்ம வந்து அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கோம் அப்படி அப்டேட் பண்ணும்போது அந்த டைமில் எல்லா குரூப்ஸ்க்குமே வந்து ஃபோட்டோஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் சாரி என்ன அண்ட் அதோடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே குரூப்ஸ்க்கு ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து ஓல்டு மெசேஜஸ்லேருந்து ரீசன்ட் மெசேஜஸ்க்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டு வருவோம் sari number seven six eight body of sari background colour pink pallu and blouse green sari number seven six nine pallu and blouse magenta colour body of sari background கலர்னு பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஷேடு அதாவது க்ரீன் அண்டு ப்ளூ மிக்சிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குங்க டபுள் டோனில் வரும் இதில் கொஞ்சம் பார்டர் பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து pure silk and pure cotton ரெண்டும் மிக்ஸ் பண்ணி மேக் பண்ணதுனால லைட் வெயிட்டாக இருக்குங்க அண்ட் லிட்டில் பிட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் அண்டு ஒரு ரிச் அண்ட் எலகண்ட் லுக் கொடுக்குங்க அண்ட் இதெல்லாமே வந்து கைத்தறியில் நெசவு பண்ணுறதுங்க எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணுறது கிடையாது ஈவன் சில்க்கும் சரி பியூர் சில்க்கு காட்டனும் பியூர் காட்டன் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு ஸ்கின்னுக்கு எந்தவித டேமேஜுமே பண்ணாத ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீஸுங்க பியூர் சில்க் ஆகட்டும் பியூர் காட்டன் ஆகட்டும் அது அந்த சாரீஸ் எல்லாம் நீங்கள் வியர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது தான் எந்த கெடுதலுமே பண்ணாது இப்போ நீங்கள் பார்க்குற sari number seven seventy body of sari pink colour பல்லுவன் blouse dark green colour sari number seven seven one நம்மக்கிட்ட ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா எல்லா சாரீஸ்க்குமே ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த சாரீஸ்க்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது இப்போ இது வந்து silk cotton three thousand five hundred so three thousand five ஹண்ட்ரடுங்கும் போது இந்த சாரீஸ்க்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது sari number seven seven one body of sari background colour yellow lemon yellow பலூன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலரில் இருக்குங்க செவன் செவன் 772 இதில் பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் கிரீன் கலர்லேயும் body of sari background colour pink கலர்லேயும் இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா ஒரு சாரி தான் அட் அ டைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் தென் அந்த சாரீ புக் பண்ணுறதுக்குமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் அண்ட் ஹேண்ட்லூம் மேட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க அதாவது சில இடங்களில் அந்த த்ரெட்டுடைய திக்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த த்ரெட்டு தெரியறதாகட்டும் அண்டு டாப் அண்ட் பாட்டமில் ஹூக்ஸ் மார்க்ஸ் வர்றது and black colour thread add பண்ணியிருந்தால் பிளாக் கலர் த்ரெட் விசிபிள் ஆகிறது அண்ட் இது வந்து சில்க் காட்டன் அண்ட் ஃபுல்லாக டை டிசைன்கிறதுனால புட்டாஸ் வர்றது இல்லைங்க இதுவே புட்டா வரக்கூடிய சாரீஸ் பியூர் சில்க் சாரீஸ்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த புட்டாவில் டாப் அண்ட் பாட்டமில் ரெண்டு பக்கமும் நல்லா டைட்டாக ஹூக்ஸ் மாட்டி நம்ம நெசவு அப்சர்வ் பண்ணுறதுனால கொஞ்சம் லைட்டாக விலகி இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா சாரிலையுமே அப்படி தான் வருமா அப்படின்னா எல்லா சாரிலையும் வராதுங்க சில சாரீஸில் வரும் sari number seven seven three body of sari background colour pink கலர்லேயும் பல்வன் ப்ளவுஸ் க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க sari number double seven four பல்வன் blouse green body of sari double ஷேடில் வருதுங்க pink colour double shade light கலராக வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பியூர் சில்க் காட்டனுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் சில்க்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் காட்டன் மிக்சிங்கில் மேக் பண்ணியிருக்கக்கூடிய sari three thousand five hundred அப்படிங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ப்ரீபேமெண்ட்டில் சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்ததுனாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லாமல் வேறு சாரீ வந்தாலும் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ ஒரே வீடியோவாக இருக்கணுங்க கட் வீடியோவாக இருக்கக்கூடாது ஏன்னா எந்த ஒரு சாரியுமே டேமேஜோடு உங்களுக்கு வர்றதே இல்லை ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க ஹேண்ட்லூம் மார்க்ஸ் வந்து இல்லாமல் ஹேண்ட்லூம் மேட் சாரீஸ் வந்து வர்றது ரொம்ப கஷ்டம் நெசவு பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டங்க அதனால் ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கு நீங்கள் ரிட்டர்ன் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இந்த சாரியுடைய கலர் சொல்லிடுறேன் seven seven five sari number body of sari mango yellow கலர்லேயும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் க்ரீன் கலர்லேயும் இருக்குது sari number double seven six and கலருக்கும் கண்டிப்பாக வந்து ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க நீங்கள் ஃபோட்டோ வீடியோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் அண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாமே சொல்லிடுறோம் இது ஒன்றே முக்கால்னா ஒன்றே முக்கால் வார்ப்பு ஒன்றரைனா ஒன்றரை வார்ப்பு டபுள்னா டபுள் வார்ப்புங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறோம் இன்னொன்று வீடியோவில் சொல்ல அப்படின்னா கூட சம்டைம்ஸ் வார்ப்பை பற்றி வீடியோவில் சொல்ல அப்படின்னா கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுறோங்க ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க என்ன சாரீ அது என்ன வார்ப்பில் இருக்குது அது என்ன ப்ரைஸுங்கிறது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குற sari number seven seven six body of sari double ஷேடில் வருது பிங்க்கில் வருதுங்க டபுள் ஷேடில் வருது பல்லுவன் ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே silk cotton sari three thousand five ஹண்ட்ரடுக்கு வருங்க பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க சாரீ கோடு சென்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்